இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி ஐயா ராசா செல்லங்களா உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்குற ஒரே முதலாளி ரசிகன் தான் வேற லெவல்